என்னப்பா அந்த பக்கம் போகாத சொல்றத கேளு டேய் டேய் நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா இன்னைக்கு நான் ஆம்பளே அவன் ஆம்பளே தெரிஞ்சாகணும் ரிலீஸ் பண்றான் அவனை வா வா வா வா வா வா வா வாடி வாடி வாடி என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும் ஓகே பெரிய கொலகாரனாச்சே எப்படி சமாளிக்க போறணும் ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் என்ன ஆச்சுடா உனக்கு படைப்பா ஆமா ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சரி நீர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா இல்ல குஸ்தி வாத்தியாராவ இந்த குத்து குத்தி இருக்கீரு ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எட விடாம இறங்கக்கூடாரா அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கி தான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான் அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா என்னப்பா நாங்களும் மருதக்காரங்க தாண்டி மருதக்காரனா ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம் அட படுபாபி பயல அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள் டுமுகள் அமால் டுமால் பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க